வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களின் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப பொதுவான பலன்கள் தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப டெப்த்தாகவும் நம்ம போகிறது கிடையாது ஏன்னா டெப்த்தாக போகணுன்னா ஒரு பிறந்த தேதியை வச்சு மட்டுமே எதுவுமே சரியாக சொல்லிட முடியாது பிறந்த தேதி மாதம் அப்புறம் அந்த வருடம் இது எல்லாமே கூட்டி வந்து ஒரு லைஃப் பாத் நம்பர்னு சொல்லுவாங்க வாழ்வியல் நம்பர் அதுவுமே வச்சு நம்ம சொல்லணும் வெறும் ஒரு பிறந்த தேதியை வச்சு மட்டுமே நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் எடுத்துக்கோங்க ஒரு நூறு பேர் எடுத்துக்கோங்க இந்த தேதியில் பிறந்தவங்களோட எல்லாரோடைய குணாதிசையும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு விதத்தில் மட்டும் சரியாக வரும் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க அதாவது முக்கியமாக ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இது எல்லாமே பதினாலு கூட்டினா ஐந்து வரும் இரு இருபத்தி மூணு கூப்பிட்டு கூட்டினா ஐந்து வரும் அப்படின்னா ஐந்தோட ஆதிக்க கிரகம் என்னான்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னா இந்த மூன்று திரையில் பிறந்தவங்களுக்குமே இந்த புதனின் ஆதிக்கம் ஏதாவது ஒரு வழியில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் அவங்க எக்ஸல் ஆகுவாங்க சரிங்க இந்த புதன்னா என்ன புதன் எதை குறிக்கும் புதனை பற்றி பார்ப்போம் புதன் வந்து ஒரு நகைச்சுவை சம்மந்தப்பட்ட நகைச்சுவை சொல்லும் கிரகம் அதை கிண்டல் கேலி எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக செய்கிறது எந்த ஒரு எளிதில் புரிந்து கொள்வது மல்டி டேலண்டடு மல்டி டாஸ்க் ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் வர்றது அப்புறம் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப வந்து அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் அதாவது லாஜிக் அறிவு அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாமல் மென்டல் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே புதனுக்கு புதன் புதனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த டேரிகளில் பிறந்தவங்களுக்கு இயல்புலேயே இயல்புலேயே ஆர்வமும் இருக்கும் இல்லை அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக எக்ஸல் ஆவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பாருங்கள் அதாவது இப்போ ஒன்றுமே படிக்காதவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த கணக்கில் விஷயம் கணக்கு பாடத்தில் மட்டும் இவங்க அதிகமாக மார்க்குவாங்க சில பேர் வந்து கண இந்த ஐந்தாம் தேதியில் பிறந்தவங்களும் கணக்கு வராமல் இருக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க அவங்களே விட்டுருங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டேலண்ட் அதிகமாக இருக்கும் அதை டெவலப் பண்ணி அதுக்கு அந்த அவங்க நேம் அதிகமாக இருக்கும் இதை பாருங்கள் அதாவது ஆர்ட்ஸ்னால் டான்ஸு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை அதுலேயும் டேலண்ட் இருக்கும் இல்லை ரைட்டிங்லேயும் டேலண்ட் இருக்கும் இல்லை பேச்சு சம்மந்த முக்கியமாக பேச்சு புதன்னா பேச்சு இவங்க சிறந்த பேச்சாளர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னா இந்த புதனின் ஆதிக்கம் இவங்களோட விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த புதனோட நெகட்டிவிட்டியும் சேமாக அதிகமாக இருக்குது அப்படின்னா அதிகமாக பொய் சொல்கிறது மறைத்து வைக்கிறது இல்லை அவங்கக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு விஷயம் தன்மையை கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஃபேக்காக அவங்கள வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க இந்த மூன்று தேரிகளில் பிறந்தவங்களை மட்டும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே வாழ்ந்தவர்களை மட்டும் பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஹிட்லர் ஹிட்லர் வந்துட்டு பிறந்தவர் வந்துட்டு ஐந்தாம் தேதின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து வந்து ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட திறமையாக இருந்துச்சு ஆனால் அவர் வெளி உலகத்தில் வந்து ப்ரொஜெக்ட் ஆனவர் வந்துட்டு ரொம்ப ஒரு கொடுமையான மனிதராக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார் ஆனால் அவருக்குள்ளே ஒரு திறமையும் இருந்தது அதாவது இரண்டு இரண்டு வேடங்கள் அவங்க உள்ளே எப்பயுமே இருண்டுக்கிட்டே இருக்கும் இவங்க எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது ஒரு டூ சைடட் வே என்றைக்குமே அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூன்று திரைகளில் பிறந்தவங்க ஒரு பாசிட்டிவ் எப்படி மாற்றிக்கலாம் நெகட்டிவ் எப்படி மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் நன்றி ஓம் சிவோம் ஓம்